الله والله والله والله الله والله والله والله والله எல்லா புகழும் இறைவனுக்கு அல் ஹிதாயா கிரேடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சுல்தானா பர்வீன் ஓ இ- இந்த ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் நன்றி உணர்வு அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதை நம்ம மேலேயுமே ஃபீல் பண்ண முடியும் ஒருத்தரை முகம் பார்த்து நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலே இன்றைக்கி நம்மள நிறைய பேருக்கு கிடைக்கிறதே இல்லை ஏன்னா எதாக இருந்தாலும் ஃபோன்லேயே பேசி முடிச்சிடறோம் ஒரு ஒரு பண உதவியாக இருந்தாலும் கூகுள் பே பண்ணிடுறாங்க ஒரு ஒரு ஒரு டாக்குமெண்ட் வேணும் ஒரு ஃபோட்டோ வேணும் எதாக இருந்தாலும் இன்றைக்கி ஃபோன்லேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அதுலேயே நம்ம தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிறோம் அல்லது தம்ஸ் அப் அனுப்பிச்சு நம்மளோட நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் முகத்தை பார்த்து நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு ஒரு மனிதர்களை ஒரு மனுஷனை பார்த்து நம்ம சொல்லும்போது தான் அந்த மனிதருக்கும் நமக்குமான ஒரு ஒரு பிணைப்பு வந்து அப்போ தான் ஏற்படும் அதுவே இந்த இந்த இந்த ஜெனரேஷனில் அந்த வாய்ப்பே நம்மள நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படி தானே ஒரு ஒரு முறை என்ன ஆகுது ஒரு மார்க்கெட் பிளேஸில் ஒருத்தர் வந்து அவரோட ஒரு பையை வந்து தொலைச்சிடுறாரு அதுக்குள்ளே பொற்காசுகள் இருக்குது அவரோட காசு வச்சுருந்த பையை வந்து தொலைச்சிடுறாரு அது அந்த பை என்ன ஆகுது இன்னொருவருடைய கைக்கு கிடைக்குது அவர் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு ஏழை விவசாயி அதை அவர் எடுக்கிறாரு எடுத்து வெளியில் பார்க்கும்போதே தெரியுது உள்ளக்குள்ளே ஏதோ வெயிட்டாக இருக்குது அதில் உள்ளக்குள்ளே காசு இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருது இப்போ இது யாரோட தான் இருக்கலாம் யாராவது இதை தொலைச்சிருப்பாங்களோ அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தொலைச்சார் இல்லையா அவர் மார்க்கெட்டோட அந்த சென்ட்ரு பிளேஸ்லேருந்து சத்தம் போடுறார் என்ன சத்தம் போடுறாருன்னா நான் என்னுடைய பொற்காசு நிறைந்த பையை தொலைச்சிட்டேன் அது இங்கே எங்கேயோ தான் இருக்கும் உங்களில் யாருடைய கைக்கு அது கிடைச்சாலும் அதை தயவு செஞ்சு என்னிடத்தில் கொடுத்துருங்க என்னிடத்தில் நேர்மையாக கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு நிச்சயமாக அதிலிருந்து தக்க சன்மானத்தை நான் வழங்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் அவர் அனௌன்ஸ் பண்ணுறார் அப்போ இது அந்த பை எடுத்தார் இல்லையா அந்த ஏழை விவசாயினுடைய காதில் கேட்குது சரி நம்முடைய நேர்மைக்கு எப்படியும் அவர் நமக்கு சன்மானத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொற்காசுகள் இருக்கக்கூடிய பையை கொண்டு போய் அவர் இடத்துல கொடுக்குறார் நான் தான் எடுத்தேன் அது அங்கே இருந்தது அப்படின்னு சொல்கிறார் அதை வாங்கி அதை திறந்து பார்க்குறாரு சரி நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிடுறாரு அந்த அந்த அந்த பைக்கு சொந்தக்காரர் இப்போ இவருக்கு இந்த ஏழை விவசாயிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது பாவமான குரல் இப்படி கேட்குறார் எடுத்து கொண்டு வந்து ச நேர்மையாக கொடுத்துட்டோன்னு சொன்னால் தக்க சன்மானம் தரேன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா எனக்கான சன்மானம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு இப்போ அதுக்கு அந்த அந்த பையோட ஓனர் இப்படி சொல்கிறார் இந்த இந்த பையில் நான் இரநூறு பொற்காசுகளை வச்சுருந்தேன் இப்போ இதில் நூறு தான் இருக்குது ஏற்கனவே இதிலிருந்து நூறு பொற்காசை நீ எடுத்துக்கிட்டேன் திருப்பி எதுக்கு நான் உனக்கு சன்மானம் தரணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஏழை விவசாயி ஆடி போகிறார் அதுக்குள்ளே பொற்காசுகள் இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை நான் திறந்து கூட பார்க்கல அதில் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் எப்படி அதை எடுத்துருக்க முடியும் என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த இடத்த விட்டு நீ போறியா இல்லை நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்கவா அப்படின்னு அந்த பையோட ஓனர் வந்து அப்படி பேசுகிறார் அவர் வந்து பாவமாக கேட்குறாரு இல்லை உண்மையிலுமே அதுலேருந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது நீங்கள் இப்படி பேசுறது தவறு அப்படின்னு வாக்குவாதம் போகும்போது ஒரு கட்டத்தில் அந்த பையோட சொந்தக்காரர் என்ன சொல்கிறாரு சரிவா நம்ம நீதிபதி கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி நீதிபதி கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ ரெண்டு தரப்பும் இங்கே நிற்கிறாங்க நீதிபதி முன்னாடி ரெண்டு பேர்கிட்டையும் விசாரணை நடத்துகிறார் பையோட முதலாளி என்ன சொல்கிறார் இதில் இரநூறு பொற்காசுகள் வச்சுருந்தேன் எடுக்கிறேங்கிற பேரில் உள்ளக்குள்ளே இருந்து ஆல்ரெடி நூறு பொற்காசு அவன் எடுத்துட்டான் திருப்பியும் என்னிடத்துல சன்மானம் கேட்குறான் அப்படின்னு அவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்கிறார் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு நான் அந்த பொற்காசு மூட்டையை பிரிக்க கூட இல்லை அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் இவர் எனக்கு அதற்கான சன்மானத்தை கொடுப்பதற்கு மறுக்கிறார் அப்படின்னு இவர் சொல்கிறார் இப்போ ரெண்டு பேரையும் விசாரித்து முடிச்சதற்கு பின்னாடி நீதிபதி அதற்கான தீர்ப்பை இப்படி சொல்கிறார் அந்த பையோட ஓனரை பார்த்து இப்படி சொல்கிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொற்காசு நீங்கள் தொலைச்ச பொற்காசு பை அப்படிங்கிறது இரநூறு பொற்காசுகள் தானே ஆனால் அதில் இருந்ததே நூறு தான் அப்போ அது உங்களுடையது அல்ல அதை எடுத்தவருக்கு தான் அது சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த ஏழை விவசாயிக்கு அதை கொடுத்துட்றார் இப்போது இந்த தீர்ப்பு எதுக்காக அப்படின்னா நேர்மைக்கு கிடைச்ச பரிசு அதே மாதிரி நன்றி கட்ட மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாடம் அதுதான் இப்போது நன்றி உணர்வு அப்படிங்கிறது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இறைவனே சொல்கிறான் மனிதர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் போது நான் உங்களுக்கு நன்றியுடையவனாக நடந்து கொள்வேன் அப்படின்னு இறைவன் சொல்லும்போது இறைவன் அதை நேசிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது நன்றி உணர்வு உடையவர்களாக நம்ம எல்லோருமே நடந்துக்கணும் அஸ்லாம் வலைக்கம்